அஸ்லாம் வலைக்கும் லண்டன் அல் குரைடோன் குழுவினர்கள் சார்பிலே இது உங்கள் முன்னாலே சமர்ப்பிக்கப்படுகின்றது என் இனிய நெஞ்சங்களே அறிவார்ந்த பெருமக்களே செல்வாக்குள்ளோர் வசதிக்கேற்ப வங்குகளிடமும் தனி மனிதரிடமும் சாதாரணமானோர் வட்டி முதல்களிடமும் அவரவர் தகுதிக்கேற்ப பெரும் தொகை சிறு தொகை நடுத்தர அளவு என கடன் வாங்கிக் கொள்கின்றனர் நமது தேவை நெருக்கடி சிரமம் தலைக்கு மேல் இருப்பதால் கடன் வாங்குவதால் ஏற்படும் பின்விளைவுகள் அவமானங்கள் இழப்புகள் பற்றியெல்லாம் அப்போது யோசிக்க மாட்டார்கள் எங்காவது எவரிடத்திலாவது எவ்வளவாவது வாங்கி இந்த சிக்கலிருந்து விடுபட வேண்டும் இந்த தொழிலை இந்த கட்டடத்தை வாங்கிவிட வேண்டும் இவரது நிர்பந்தத்திலிருந்து நீங்கிவிட வேண்டும் என்றே எண்ணுகின்றனர் உள்ளவாறே இது பரிதாபத்திற்குரிய சோக சூழல்தான் இனியோரே பொதுவாக இதை உங்கள் நினைவில் பதித்துக் கொள்ளுங்கள் எப்போதுமே மறந்து விடாதீர்கள் கடன் என்பது அது எங்கு பெற்றாலும் யாரிடம் வாங்கினால் நிச்சயம் அது உங்களை கவலைக்குள்ளாக்கும் கலங்க வைக்கும் நிம்மதி இழக்க செய்யும் அதுவும் வட்டிக்கு கடன் வாங்குதல் எவ்வகையிலும் உங்களை உயர்த்தாது மேம்படுத்தாது உங்கள் செல்வத்தை நிலைப்படுத்தாது